ಹೊಸ ವರ್ಷದ ಶುಭಾಶಯಗಳು ಪುಟ್ಟಾಂಡ್ ನಲ್ವರ್ತಕಲ್ நல்பதைகளே புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் காய்ஸ் இந்த லெவலில் பார்த்தீங்களா இவ்வளோ ஜோஷ் இருக்கு எனக்கு ஆனால் இந்த வீடியோக்கு பிறகு தான் தெரியும் இந்த லெவல் எங்கே தான் போக போகுது இன்னும் புட்காண்டே நடுவாதுக்கள் எகன் எகன் யூ டெல் புட்வாண்டுக்கள் நண்டுக்கள் புஷ்பம் புஷ்பம் ஏய் புஷ்பம் புஷ்பம் when your friends speak continuously you are getting irritated then you can tell சரிடா சரிடா வாய மூடுடா சரிடா வாய மூடிடா ஆஹா நல் வாழ்த்துக்கள் நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இட்ஸ் நாட் ஈஸி ப்ரோ என்ன சமாளிக்கவே முடியல புத்தாண்டு நல் um, um, வாழ்த்துக்கள் நாங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை ஜாலியாக தான் பண்ணிட்டு sorry sir meanwhile hello thank you thank you தலைமையில கீரி புள்ள படுத்திருக்குது ஃப்ளாஷ்பேக் ஸ்கிப் பண்ணு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் செல்லக்கு என்ன கஷ்டப்படணும் அதுவும் இந்தியன்ஸ் சரிடா வாயா மூடு உக்காரு ஓய் என்ன ஓய் என்ன இது என்ன பண்றாங்க நீ what nonsense you are talking about me ஒரு ஜென்டில்மேன பார்த்து கேக்குற கேள்வி ஆயா இது just then hey black screen hey என்னடா அது வட போச்சே வட போச்சே மேட்ச் மேட்ச் லைக் ஒரு அந்த சில்னஸே இல்லையே அசல் இன்னைக்கு எல்லா ஃபாரினர்ஸ் இந்த நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு போச்சுமே நான் ஒருத்தனும் காணக்கில்ல புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டு நல்வாழ்க்கள் இளைய தளபதி விஜய் தளபதி விஜயா திஸ் நேனியா வாடியா தளபதி நான் அவங்களோட கிரேட் ஃபேன் ஒரே தடவை உங்களை வந்து മലയാളിയാണോ നീ മലയാളിയാണോ അതെ അതെ സുഖാണോ ഹായ് புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் नॉर्थ इन द लद्दाख हमारे गांव से पाकिस्तानी का पाकिस्तानी आर्मी का केम दिख जाता है भाई हम इतना खतरनाक जगह पे बैठा हुआ है तमिलनाडु தமிழ்நாடு या from Tamil Nadu right right how did you guess like that भैया इंग्लिश இது என்ன பிரமாதம் இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு మాది ఆంధ్ర ఆహా మీరు ఆంధ్ర నెట్లో ఉన్నారు ഏമ്പാണ് കേരള കേരള കേരള പീപ്പിൾ ആണോ സുഖമാണോ എല്ലാരും യാർ സമീപ എങ്കെന്ത് വന്നിരിക്കാം இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டெஃபினெட்லி லைக் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதிய கண்டென்ட் மீண்டும் வரும் till then take care bye and happy new year